வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரம் குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிற ஒன்றை கும்ப ராசிக்கான நவம்பர் மாத ராசி பலன் அப்படின்னா கும்ப ராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா முதல் முதல்ல உங்களுக்கு என்ன டசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிஞ்சாலும் ஒரு ஐம்பது சதவீதமான பலன்களாவது உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு துல்லியமாக அந்த கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான வாழ்க்கை முறையில் அதனால் வந்து பலன்களும் மாறுபடும் சரி இப்போ உங்களுக்கு வந்து கும்ப ராசிக்காரங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு ரகசிய முடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க சில நேரத்தில் வந்து டாக்டிக்ஸ் அதிகமாக இருக்கும் தந்திரசாலிகள்னு கூட சொல்லலாம் அமைதியாக இருந்து ஒரு காரியம் நகர்த்துவர்கள் வல்லவர்கள் கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு இப்போ செவ்வாய் டேச செவ்வாய் புத்தி நடக்கிறேன்னு வைங்க பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிதாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க சகோதரர்களோட நண்பர்களோட அப்படின்னு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்கும் செவ்வாடட்ட செவ்வாடசை இந்த மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்துலேருந்து வலிமையாக இருக்குது புதுசாக ஏதாவது நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க அப்படி தாராளமாக வாங்கலாம் இது வந்து செவ்வாய் வந்து ஆட்சிக்கு உண்டான பலம்னு கூட சொல்லலாம் உண்மையால் சொல்லப்போனால் ஏன்னா மூணு பத்து வரைக்கும் செவ்வாய் லக்கணத்துக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நான்காம் இடத்துல ராகு இருக்குது ஒரு வீடு வாங்கணும் லேண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் வந்து இப்போ விற்கணும் லேண்டு விற்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சாதகமாக இல்லை கொஞ்சம் சில நாட்கள் போகணுங்க ஏன்னா வந்து சிறு வில்லங்க பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அவரோட லேண்டையோ அதை முடிவு செய்கிறது நல்லது வெறும் செகண்ட் ஹேண்டாக பைக் வாங்குறீங்கன்னா இந்த டைமில் வாங்காதீங்க உங்களுக்கு சாதகமான காலகட்டம் இந்த மாதம் இல்லை அடுத்து வந்து சுக்கர சுக்கர புத்தி தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு முக்கியமாக வந்து ஒரு புது வண்டியாக வாங்கணுன்னா அதில் பல பிரச்சனைகள் வரும் அந்த வண்டிக்கே நிறைய செலவு செய்கிற சூழ்நிலை நிறையா ஏற்படலாம் இல்லை வெளியூர் போகணும் வெளியூர் போகிறதுக்காக நான் பணம் செலவு பண்ணுறேன் ஒரு பணம் டைட்டாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்குது ஏன்னா சுக்கரன் வலிமையிலேருந்து எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்தில் நீசமடைந்து இருக்குது பணம் வந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் வாங்கினீங்கனாலுமே அதுக்கே ஒரு விரைய செலவு இல்லை அதனாலேயே ஒரு பணம் நெருக்கடி ஏற்படுவதற்கான காலகட்டமாக தான் இது இருக்குது அடுத்தது வந்து ஐந்து எட்டு குதிய புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது என்னன்னா ஒரு வெளிநாடு போகணும் இல்லை வந்து வேறு ஸ்டேட்டு மாறணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருப்பீங்க அது ஒரு தடங்களாகவே இருக்குது ஒரு வகையில் ஒரு பதவி உயர்வுனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது தண்டை வழி ஆதரவு இல்லை தண்டையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் இல்லை அவங்க சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசணும்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக பேசலாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அடுத்தது வந்து சூரிய டேச சூரிய புத்திங்க ஒரு பார்ட்னரால் உங்கள் வாழ்க்கை துணையால் தொழிலில் உயர் உயர்வு கிடைக்கும் இல்லை தொழில் அளவில் ஏதாவது வந்து ஒரு அண்டர்ஸ்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை அவங்கள வச்சுமே நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டம் உருவாகும் இந்த காலத்தில் நீங்கள் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்போட தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு சரியாக இருக்கா அப்படின்னு முன்னாடி பார்த்துக்குங்க அப்படி பார்த்துக்கிட்டு ஆரம்பிங்க இந்த காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சூரிய தசை சூரிய பக்தி நடப்பவர்களுக்கு கேது தசை கேது நடப்பவர்களுக்கு என்னென்னா ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பணி இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ராவல்ஸு இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புரோகிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு அருமையான காலகட்டம் பத்தாம் இடம் கேது இரண்டு கேது ரெண்டு கேது இருக்கிறதுனால மட்டும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொன்ன சொன்னாலுமே அது ரொம்ப சிறப்பான காலகட்டம் என்ற காலகட்டத்தில் இருக்கும் அடுத்தது வந்து குரு குரு புத்திங்க லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இவ்வளோ நாளாக இருந்த குரு பதினொன்றாம் அதிபர் குரு இருந்து நிறைய உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அதாவது சில விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தளங்களை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு கைப்பாசி உங்களுக்கு ஒரு நல்ல நிலமை நல்ல பேர் நல்ல புகழ் அப்படிங்கிற கிடைக்கிறத வச்சுக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு ஒரு சிறப்பான அண்ட ஒரு திறமையை வளர்த்துக்கிறல உங்கள் அறிவை வளர்த்து கொள்வதில் ஒரு சிறப்பான காலகட்டமாக அந்த குரு டசை இரண்டு இருக்கும் அடுத்தது சனி டசை சனி புத்திங்க லக்கணாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுலேயே இருக்கிறதுனால ஒரு விரைய செலவுகள் தொழிலில் நீங்கள் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடியை விட அதிகமாக கடுமையாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க அவ்வளோதாங்க மற்றபடி வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக ஒரு இரு அதாவது ஒரு முன்னேறுவரில் இருக்கிறவள நீங்கள் கடுமையாக உங்கள் உழைப்பை காமிச்சா மட்டும்தான் ஒரு முன்னேற்றம்ங்கிறது இந்த சனி டசு சனி புட்டியில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி இந்த பொதுவான பயிற்சி பலன்களோட ஒரு தனி ஜாதக பலன்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் உங்கள் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம்